பதிவான கவனத்திற்கு வண்டி எண் இரண்டு ஆறு பூஜ்ஜியம் ஐந்து சென்னை எழும்பூரில் இருந்து திருச்சிராப்பள்ளி வரை செல்லும் பல்லவன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் மதியம் மூன்று மணி முப்பது நிமிடங்களுக்கு மூன்றாவது பிளாட்பாரத்தில் இருந்து पर जाने वाली गाड़ी नंबर एक दो छः दो पाँच new Delhi Kerala express platform number